அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ் சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வேர்ல்டு வைடில் இருக்கிற பிக் கம்யூனிட்டியில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இது நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் மெம்பர்ஸ் மேலே வந்து இதில் இருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு பிக் கம்யூனிட்டி டெலகிராம் கேட்டகரியில் வந்து இது இருக்குது ஓகேங்களா ஓகே இதில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் லாஸ்ட்டாக வந்து ஏப்ரல் இருபதாம் தேதி வந்து ஆய்வக உதவியாளர் மற்றும் வனக்காவலர் தேர்வுக்கான புதிய மற்றும் பய அறிவியல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வீணா வங்கி அப்படின்னு சொல்லி பிடிஎஃபோட லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து இவங்களோட பிளாகர் வெப்சைட் ஸோ நான் டேரெக்டாக வந்து பிளாகு கொண்டு போகும் பிளாகில் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்க உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸோ இந்த பிளாக் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் சேனலும் ஒன்று இருக்குது யூடியூப்பில் வீடியோவை போட்டிருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஜெபா டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற இந்த டெலிகிராம் சேனல் தான் டெய்லி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ கிட்டக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்காங்க ஒரு பிக் கம்யூனிட்டி டெலகிராம் சேனல் கூட சொல்லலாம் அண்டு யூடியூப் சேனலில் வந்து ஒரு நல்ல ஒரு இதில் வந்து போயிட்டுருக்கு இப்போ கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராகவே போட்டுட்ருக்காங்க ஒரு டூ இயர் பக்கம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் டூ அண்டு இந்த ஃபீல்டில் வந்து இவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ யூடியூப்பில் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க ஃபோர் இயர்ஸாக வந்து வீடியோ போட்டிருக்காங்க எப்படியும் ஐநூறு வீடியோக்கு மேலே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸோ ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க டெலகிராமில் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டக்கிட்ட வந்து ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேர் இருக்காங்க இது வந்து ஒரு பிக் கம்யூனிட்டி டெலகிராம் சேனல் கூட சொல்லலாம் ஓகேங்களா ஓகே எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்வி அதோட ஆன்சர்ஸ் வந்து பிளாகரோட கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பிளாக் பேஜுக்கு போகும் ஸோ நீங்கள் பிளாகில் வந்து அதை பற்றி டீட்டெயில் ஜாப் டீட்டெயில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும் கோர்ஸாக இருந்தால் அதோட கோர்ஸ் எக்ஸு அதோட புக்கு பிடிஎஃப் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே இந்த ஒரு டெலிகிராம் சேனல் வந்து நீங்கள் டிஎம்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ்க்கு வந்து இந்த டெலிகிராம் சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சேனல் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் வந்து ஒரு ஏதோ ஒரு வீடியோ வந்து ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு வந்து டிஸ்க வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் இருக்கும் ஸோ அது கீழே வந்து ஒரு நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண அப்புறம் உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் கேட்கும் நான் வந்து என்னோடய க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக டெலகிராமில் வந்து ஓப்பன் கேட்குது ஸோ நம்மளோட டெலகிராமில் ஓப்பன் கொடுக்கலாம் ஜஸ்ட்டு நான் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெலகிராமில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ எது வந்து நம்ம யூஸ் பண்ணோமோ அது வந்து ப்ளூ கலரில் இப்போ வந்து இந்த ஜாயின் நோ பட்டன் கிளிக் பண்ணால் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே இந்த டிஸ்கஸ் அப்படின்ற இடத்துல வந்து உங்களுக்கு ஜாயின் பட்டன் ஃபாலோ பட்டன் கேட்கும் ஸோ நீங்கள் ஃபாலோ கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராமில் போடுற ரீசன்ட் போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா ஓகே இந்த டெலிகிராம் சேனல் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா பிடிக்கும் அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link application and software link and website லிங்க்கை வந்து ப்ரமோஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களோட லிங்க்கை வந்து ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கையில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் லிங்கில் நமக்கு சேனலில் வீடியோவை பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான டாபிக்கோட பார்க்கலாம் ஓகே பாய்